జల జల పాత్రం నువ్వు సల సల సల భూమి నేను అడుగడుగున తాకుతూ ఉంటే పొంగే అలలై పోతాయి. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கீவ்கோர் லேக் தான் பார்க்க போகிறோம் இங்கே வந்து சைக்கிளிங் போட்டிங் எல்லாமே இருக்குது ஸோ இன்னைக்கு நாங்கள் கிட்ஸோட இங்கே தான் என்ஜாய் பண்ண போகிறோம் வித் ஃப்ரெண்ட்ஸோட வாங்க போய் பார்க்கலாம் ಎಲ್ಲಿ ಹೋಯ್ತ್ರಂದ್ರೆ my god, oh my god. Jolly. Papa, li batiya. Papa. ಬಾ ಸರಿ ಜೀಕ ನೋಡು ಅಮ್ಮ ಕಾ ಜೀಕ ಆದ್ರೆ ನೋಡು ಅಮ್ಮ ಕಾಲಿಕ್ಕೆ ನೋಡು I'm getting deeper. I'm gonna go deeper. Okay, An- Anka, bye. Go, go. Oh! Seashell! shovels into it. Uh, yeah, the baby shovel's over here. Anika, baby shovel. అంతే అనిక the ఉండవే Wow! Look at that. Gloria. అన్నాడు ఆంటీ ఇలా నోడు బోటింగ్ వద్దా అన్నాడు బాగా ఇతను వెళ్ళినాడు ತರ ಇಲ್ಲಿ ನೋಡು ಓಲಸಾ ಕಿಡ್ಸ್ ಕೂಡ Sides மாத்திக்கோங்க. Highway அவன் பார்த்து பண்ணணும். பசங்க முன்னாடி எல்லாரும். நான் மரத்துக்கிட்ட போனோம்னா அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குமான்னு தெரியல ஐயோ எப்படிங்க இந்த போட் வந்து ஒன் ஹவருக்கு வந்து செவன்டீன் டாலர்ஸ் ஸோ அதுக்குள்ள நம்ம எத்தனை ட்ரிப் வேணால் போய்க்கலாம் ஸோ நீங்களும் எல்லாரும் வந்து இந்த போட் என்ஜாய் பண்ணலாம் நேரமா உங்களுக்கு தெரியல நான் ஏதோ பிஸியா ஓட்டுற இருக்கான்னு நினைச்சேன் இவ்வளவு நேரமா உங்களுக்கு தெரியல அது தெரியல சத்யா நடுவில் உட்காரணும் சத்யா நீங்க வீடியோ எடுக்கிறீங்க வாட்டர் ஸ்காட்ச் நல்லா இருக்கும் பேசுறீங்க Okay, if you want to go stage, you have to do in opposite direction. You have to do right, you have to do left. Yeah. Yeah, alternate. That way it will go straight. Yeah. If they do left, no, wait, no, no, no, no. Hey, slow, slow. వాళ్ళు చూడండి ఎంత ఫాస్ట్ సో గుడ్ పాడండి పాడండి హాయిగా ఆమని సాగే హాయి హాయిగా ఆమని సాగే ఉయ్యాలగా జంపాలగా హాయి హాయిగా ఆమని సాగే అయిపోయిందా సో బాబా వెనుక Okay. One, One two, three, four, five, six, seven, eight, nine, You can hang it. Huh? Papa, <laughs> unspoken